உள்ளங்களுக்கு என் வணக்கங்கள் நான் உங்களது தோழன் கோகுல் இன்றைய இளைஞர்களுக்கு பெரிதும் ஈர்க்கப்படுவது லட்சியமா லட்சமா என்ற தலைப்பில் தாங்க இப்போ நான் பேச எடுக்க தலைப்பு என்னென்னா எனக்கும் பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்கும் என்னென்னா லட்சம் தாங்க ஏன் லட்சத்தை சொல்கிறேன்னா பணமின்றி ஒரு அணுவும் அசையாது என்று பெரியவங்க சொன்னாங்க அதுவும் உண்மைதாங்க இந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளுக்கு பணம் தாங்க தேவைப்படுது அதனால் இன்று இளைஞருக்கு மனதில் நல்லா பதிஞ்சிருச்சுங்க அவங்க மூளையில் பணம் இல்லாமல் ஒரு ஒரு வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது ஆகையால் நம்மளோட முதல் குறிக்கோள் பணத்தை சம்பா நிறையா சம்பாதிக்கணும் அதுதாங்க சொல்லுவாங்க சரிங்க இப்போ இப்போ ஒரு பணத்தை வச்சு தாங்க அவங்க குணத்தை கூட நிர்ணயிக்கிறாங்க பணம் இருக்கிறோம் சொன்னால் உம்மங்காமா பணம் இல்லாதவன் சொன்னால் பொய்யுங்கிறாங்க இதுதாங்க உண்மை அதான் சொல்லியிருக்காங்க பணம் பந்தியில் குணம் குப்பையிலங்கிறாங்க அப்பயே பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வகுத்து வச்சுருக்குறாங்கங்க சரிங்க இப்போ எனக்கு என்னோடய லட்சியத்தை வந்து நான் நிறைவேற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்னங்க இப்போ நான் ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் நான் எய்ம் பண்ணுறேன் அப்படி இருக்கிறவங்களையும் எங்களோட சம்பளம் பத்தலை எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வாங்கணும் இப்போ ரீசெண்டாக கூட எல்லாம் போராட்டம் நடந்துச்சுருங்க டீச்சருங்க சத்துணவு ஊழியர்களும் கூட எங்களுக்கு இந்த சம்பளம் பத்தில் இன்னும் கொஞ்சம் சம்பளம் வேணும்னு தாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இதை லட்சியமாங்க அவங்களுக்கும் தேவை என்ன லட்சத்தை நோக்கி தாங்க தன் பாதையை நகர்த்துகின்றனர் இதுதாங்க உங்களுக்கும் உண்மையாக நான் சொல்கிறது உண்மை தானேங்க இது உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரிகிறது மக்களுக்கு அனைவருக்குமே புரிகிறது பணத்தை வச்சுக்கிட்டுங்க நீங்கள் காஞ்சிக்கே போனாலுங்க காலாட்டிகிட்டே சாப்பிட்லாங்க இன்றைய நிலைமையில் காசு இருக்கிறவனுக்கு இருந்தால் அவன் எல்லா நாளும் கொண்டாட்டமாக இருக்கலாங்க காசு இல்லாதவனுக்கு திண்டாட்டம் தாங்க அவன் அந்த இப்போ எனக்கு ஒரு லட்சியம் நிறைவேறினா கூட சின்ன ஒரு சின்ன எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா கூட எனக்கு பணம் தேவைப்படுது அதை அதை கட்டுறதுக்கு அதை தான் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி இந்த இளைஞர்களுக்கு கூட அதுதாங்க முகமாக இருக்குது ஒரு இது ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும்னா அது லட்சம் தாங்க தேவைப்படுது அவன் அதுக்கு தானே எய்ம் பண்ணுறான் இப்போ இந்தியன் இளைஞர்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு நல்ல ஐஃபோனு அதுக்கு என்ன தேனோ அதுக்கு பணத்தை ஏர்ன் பண்ணி அவங்க அதை வாங்கிக்கிறாங்க லட்சியத்தை நோக்கி அவங்களை என்றைக்குமே அவங்க பயணம் தொடர்வது இல்லை நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் மாணவர்கள் இளைஞர்கள் தங்களது தேவையை மட்டுமே பூர்த்தி செய்கின்றன அதுக்கு எவ்வளோ லட்சம் வேணுமோ அதுக்கு அவங்க உழைக்கிறாங்க அதை வாங்குறாங்க இதுதாங்க உண்மை அவங்க லட்சியத்தை நோக்கி அவங்க போகிறதே இல்லைங்க லட்சியம் டிகிரிங்கிறது ஒரு இப்போ இது ஒரு டூ ஆர் த்ரீ பர்சன்ட் மட்டும்தான் அதை கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு மற்றவங்க எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல தங்களது தேவையை பூர்த்தி செய்கின்றன அதற்கு என்ன தேவைப்படுகிறது பணம் அதை எப்படி சம்பாதிக்கணும் என்னென்ன பண்ணலாம் அதுக்கு எல்லா வேலையும் இப்போ படிக்கிறவன் அதே வேலைக்கு தான் போகிறாங்க இல்லை இல்லைங்க அவன் தேவை பணத்துக்காக ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட அது பணம் தேவைப்படுது பன்னெண்டு பத்து பன்னெண்டு ரூபாயில இருந்தது பதிமூணு பதினாலு ரூபாய்க்கு வந்துருச்சு அவன் எவ்வளவு இது பண்ணுறான் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்சு பணத்தை இதுதான் பண்ணுறான் ஒழிஞ்சு அவன் லட்சியத்துக்காக நேரத்தை ஒதுக்கி அதனை ப அதனை படித்து அது நம்ம இது பண்ணணும் அதை வந்து நான் லட்சியத்தை என்னால் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லைங்க அன்னன்னைக்கு தேவை என்னமோ எது ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவன் சம்பாதிக்கிறான் அதாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பணமின்றி ஒன்றுமே அசதம் முன்னாடி சொல்லிட்டாங்க பணத்தை பார்த்தா பணம் கூட வாய் திறக்குதுங்க என்ன பணம் பாதாள வரைக்கும் கூட பாயுதுங்க ஆகையால் இன்றைய இளைஞர்களுக்கு மோகம் அதிகரி பணத்தின் மோகம் தான் அதிகரிக்கிறது லட்சியத்தின் மோகம் இல்லை ஆகவே என நடுவராகிய இப்பதிவை பார்க்கும் அனைவரும் எனக்கு ப இன்றைய இளைஞர்களுக்கு பணத்தின் மீது மோகம் அதிக இருப்பதால் லட்ச லட்சம்தான் என் இளைஞனுக்கு பெரிதாக தோன்றுகிறது ஆகையால் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என அதற்கு என்ன தேவைப்படுகிறது பணம் அதை எப்படி சம்பாதிக்கணும் என்னென்ன பண்ணலாம் அதுக்கு எல்லா வேலையும் இப்போ படிக்கிறவன் அதே வேலைக்கு தான் போகிறாங்க இல்லை இல்லைங்க அவன் தேவை பணத்துக்காக ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட அது பணம் தேவைப்படுது பன்னெண்டு பத்து பன்னெண்டு ரூபாயில் இருந்தது பதிமூணு பதினாலு ரூபாய்க்கு வந்துருச்சு அவன் எவ்வளவு இது பண்ணுறான் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்சு பணத்தை இதுதான் பண்ணுறான் ஒழிஞ்சு அவன் லட்சியத்துக்காக நேரத்தை ஒதுக்கி அதனை ப அதனை படித்து அது நம்ம இது பண்ணணும் அதை வந்து நான் லட்சியத்தை என்னால் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லைங்க அன்னன்னைக்கு தேவை என்னமோ எது ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவன் சம்பாதிக்கிறான் அதாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பணமின்றி ஒன்றுமே அசதம் முன்னாடி சொல்லிட்டாங்க பணத்தை பார்த்தா பணம் கூட வாய் திறக்குதுங்க என்ன பணம் பாதாள வரைக்கும் கூட பாயுதுங்க ஆகையால் இன்றைய இளைஞர்களுக்கு மோகம் அதிகரி பணத்தின் மோகம் தான் அதிகரிக்கிறது லட்சியத்தின் மோகம் இல்லை ஆகவே என <clears throat> நடுவராகிய இப்பதிவை பார்க்கும் அனைவரும் எனக்கு ப இன்றைய இளைஞர்களுக்கு பணத்தின் மீது மோகம் அதிக இருப்பதால் லட்ச லட்சம் தான் என் இளைஞனுக்கு பெரிதாக தோன்றுகிறது ஆகையால் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi World Foundation for this unique venture. Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்